Thank you. என்கிற தன்மையை இழக்கிறது தான் ஞானமா ஐயா நன்றி கலந்த வணக்கங்களுடன் ரஞ்சனி சென்னை சிலவங்க அப்படி அந்த மாதிரி ஒன்று சொல்லி வச்சதுனால நாமளும் அதை அப்போ அதை பிடி அதை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை ஞானம்னு சொல்லி சொன்னாலே என்னன்னு சொல்லி சொன்னால் அதான் நம்ம மனசை வந்து ஒரு வடிவமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அந்த வடிவமைக்கிறதுக்கு முயற்சிக்கவும் அறிவு நமக்கு தேவைப்படுது அதனால் அந்த வடிவமைக்கிற முயற்சியிலேருந்து நம்ம விடுபட்டால் போதும் வடிவமைக்கிறது தப்புன்னு நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அப்புறம் அதுக்கப்புறம் அந்த வடிவமைக்கிற முயற்சி நின்று போயிடும் அதனால் வடிவமைக்கிற முயற்சி தப்புன்னு தெரியாத வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் அதனால் அது அந்த நம்ம வடி மனசை வடிவமைக்கிறதுக்கு வேலையே இல்லை தப்பு நமக்கு ஒரு ஒன்றுமே பண்ண தேவையில்லைன்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறது தான் ஒரு இன்டலெக்சுவலாக ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் ஞானம் இந்த நான் என்கிற தன்மையை விடணுங்கிறதெல்லாம் அப்படிலாம் சொல்லி சொன்னால் அப்புறம் அதையுமே விட ஒரு முயற்சிக்கு வழியாக கொடுத்துரும் அப்போ நான்கிறத வச்சுக்கிடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும் அது வந்து இன்னும் கொஞ்சம் தான் அஞ்ஞானத்தை வலுப்படுத்திக்கிட்டே இருக்கும்